ஓம் சிவோம் திருச்சிற்றம்பலம் கீர்த்தி திரு அகவல் தில்லையில் அருளியது சிவனது திருவருட் புகழ்ச்சி முறைமை தில்லை மோதோராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்னில் பல்குணம் மேலில் பரவிலங்கி மண்ணும் விண்ணும் வானோருழகம் துண்ணிய கல்வியும் தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியாருள்ளத்து அன்பு மிதுருக குடியாய் கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகிந்திரமதனில் சொன்னாகாயம் வித்தருளியும் கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாளோடு நயம் புறையெய்தியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாதீண்டும் இன்னருள் விளைத்தும் കിരാട വേടമോട് കിഞ്ചുവായവൻ വിഴാവ് കൊങ്കൈ നൽ തടം പഠിത്തും കിടവരാകി കെനിരത് പടുത്തും மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்றை முகங்கள் அல்பணிந்த அருளியும் திருச்சிற்றம்பலம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி தில்லை என்பது சிதம்பரம் பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஆகாய ஸ்தலமாக விளங்குவது இந்த சிதம்பர நடராஜர் கோயில் தில்லை நடராஜ பெருமானே தரிசித்தாலே முக்தியாம் சிதம்பரம் உலகின் மையப்பகுதியாக கருதப்படுகிறது இப்பேற்பட்ட சிறப்புகளை உடைய இந்த தில்லையை முதல் அடியாக கொண்டு மாணிக்கவாசக பெருமான் தனது பாடலை துவங்கியுள்ளார் பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜன் அனைத்து உயிர்களுக்கும் இனிமை தருபவன் அருளையும் தரக்கூடியவன் எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி அதாவது அளவில்லாத பல குணங்களோடும் அழகோடும் இந்த மண்ணிலும் சரி விண்ணிலும் சரி விளங்கக்கூடியவன் அந்த இறைவன் புண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் இறைவனை அடையக்கூடிய கல்வியை நமக்கு கொடுத்து நமக்கு இருக்கிற அறியாமை அப்படின்ற இருளை வந்து போக்கக்கூடியவர் அந்த இறைவன் அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நெல் பயிரில் இருக்கக்கூடிய அந்த கலைகள்ன்றது தான் வந்து நமக்குள் இருக்கும் அறியாமை அந்த கலைகளை வந்து அகற்றக்கூடியவர் அந்த இறைவன் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியார் கொண்ட கொள்கையும் சிறப்பும் அடியாருடைய உள்ளத்தில் வந்து அந்த அன்பானது வந்து பெருகும் அப்பேற்பட்ட அந்த அன்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த இறைவன் வந்து இருப்பார் மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகாயம் தருளியும் மகேந்திர மலையில் இருந்து ஆகமத்தை இறைவன் நமக்கு சொல்லி அருளினை கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடும் எய்தியும் அல்லாடம் என்னும் திருத்தலத்தில் நீ உமாதேவியாரோடு வீற்றிருக்கிறாய் உளம் மகிழ்ந்திருக்கிறாய் உமையவள் என்றும் நல்லதையே செய்கிறாள் அண்டமெங்கும் அவளுடைய தியே பரவியுள்ளது பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னொடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் பஞ்சப்பள்ளி என்னும் திருத்தலத்தில் அம்பிகையோடு விற்றிருக்கும் நீ குறையாத அன்பினையும் அருளையும் தரக்கூடியவன் கீராட வேடமொடு கிஞ்சுவ வாயவன் விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் வேடவகோலத்தில் வந்தவனே முருங்கைப்பூ போன்ற உதட்டை உடையவன் உமாதேவி என்கின்ற நல்ல தடாகத்தில் நீ மூழ்கி இருக்கின்றாய் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் இறைவன் செம்படவர் வேடமிட்டு ஆகமங்களை மீன்களிடம் இருந்து வலை வீசி மீட்டு அந்த ஆகமங்களை அடியார்களிடத்தில் சேர்த்தார் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்றாய் முகங்களால் பணிந்து அருளியும் மகேந்திரமலையில் எழுந்தருளிய அந்த இறைவன் தனது ஐந்து முகங்களால் ஆகமங்களை உபதேசித்து அருளியுள்ளார் தற்புருடம் அகோரம் வாமதேவம் சத்தியோசாதம் என்பன இவை மேல் கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு என்றும் ஐந்து முகங்களின் உபதேசமாகவும் கருதப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இது போன்ற பல ஆன்மீக விளக்கங்களை கேட்க ஓம் சிவம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்